ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டாக இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபிஃப்டி எயிட்டு சாரியுடைய நம்பர் ஃபிஃப்டி எயிட்டுங்க இந்த சாரீஸில் பிக் புட்டாக மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாகவும் பார்டரும் வந்துடுங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வருது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா கலர் பேஸ்டல் க்ரீன் கலரில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்சோ பேஸ்டல் கலர் தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட்ஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் பேஸ்டல் ஷேட்ஸில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த கலர் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அண்ட் இது வந்து வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துருங்க அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால நீங்கள் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது சேம் பேட்டர்னில் செகண்ட் கலர் சாரீ இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பழு அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரீ ப்ளூவில் கொஞ்சம் டபுள் ஷேடில் வருங்க இதுலேயுமே கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க சாரி வந்து தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீங்க சாரியோடைய price six thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க same pattern third colour saree இதுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் தாங்க பல்லுவன் ப்ளவுஸ் சேம் ஃபஸ்ட்டு சாரியில் நீங்கள் பார்த்தா அதே கலர் தான் பேஸ்டல் ஷேடில் தான் வருதுங்க பாடி ஆஃப் சாரியும் அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் கோல்டு ஃபினிஷிங்கில் வரும் பாடி ஆஃப் சாரி கோல்டு ஃபினிஷிங்கில் வருங்க அதாவது எல்லோ வித் கோல்டு மிக்சிங் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணலாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சாரீ கோடு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக அப்போவே அந்த சாரீ அவைலபிலிட்டி செக் பண்ணி அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறது அண்ட் நீங்கள் புக் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பரையும் நம்ம ஈஸியாக நோட் பண்ண முடியும் saree number sixty one body of saree pastel peach கலரில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீம் கலர் இதில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க பல்லுவில் ஃபுல்லாக கோல்டு சரி நம்பர் சிக்ஸ்டி டூ இங்கே ஜரின்னு சொல்கிறது ஹஃபைன் ஜரிங்க சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க அண்ட் இது பியூர் சில்க்குங்கிறதுனால அதுக்கேற்ற டெக்ஸ்டர் தாங்க இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய சில தறியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் வந்து லிட்டில் பிட் ஸ்டிஃபாக இருக்குங்க லைட்டாக வந்து நம்ம கம் அப்ளை பண்ணுறதுனால அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் வருங்க சாரீ நம்பர் சிக்ஸ்டி டூ இதுவும் மேங்கோ பேட்டர்னில் இருக்குங்க இதுவுமே கோல்டண்டு சாரி கோல்டு இல்லைங்க காப்பர் காப்பர் அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி இதுக்கு முன்னாடி சொன்ன அதே மாதிரி எல்லோ வித் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது பல்லு பிளவுஸ் ப்ளவுஸ் பேஸ்டல் ஷேட்ல இருக்குங்க சாரி நம்பர் சிக்ஸ்டி த்ரீ இது blue and blue combination body of saree peacock blue கலர்லையும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூலேயே டார்க் கலரில் இருக்குங்க இதுவுமே கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாக வருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரீ தான் அட் டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணும்போதே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரியுடைய நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் பல்லுவன் blouse blouse maroon with black combination தாங்க இது ஸோ பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்கும் பாடி ஆஃப் சாரி பாட்டில் க்ரீனில் இருக்குது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரியுமே நம்ம ஒரே புட்டாலையே யூஸ் பண்ணியிருக்கோங்க saree number sixty five sixty five பொறுத்த வரைக்கும் பல்லுவன் பிளவுஸ் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பீகாக் க்ரீன் கலரில் இருக்குங்க இதில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருங்க அண்ட் எல்லா சேரீலையுமே வரக்கூடிய பிளவுஸ் பிளெயின் ப்ளவுஸுங்க அண்ட் இன்னர் லேயர் பிளெயினாக இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு வந்து இந்த புட்டாஸ் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த சாரியுமே பிளாக் காம்பினேஷன் தாங்க ஸோ இப்போ சாரியில் சில இடங்களில் உங்களுக்கு பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்கும் saree number sixty six body of saree மெரூன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க்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 விசிபிள் ஆகிறதாகட்டும் புட்டாஸ் இருந்ததுன்னா சில புட்டாஸில் பார்த்துட்டிங்கன்னா மேலே கீழே வந்து லைட்டை விலகி இருக்கிறது அண்டு திக்காக இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகிறது இதெல்லாமே வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸுங்க இதுக்கு வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லை இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குற சாரீ நம்பர் சிக்ஸ்டி செவன் பழுவன் and blouse maroon with black combination body of sari peacock blue கலரில் இருக்குங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே புட்டாஸ் இருக்குது ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க அண்ட் எங்கேருந்து நமக்கு அந்த ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிற பிளேஸோடைய நேமும் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணலாம் சாரி கூட சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்